ஹாய் ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் SBV education world this is SBV education world together we create a better world subscribe பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே நம்ம இந்த சேனலில் என்ன ப்ரொவைட் பண்ணுறோம்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் ஏதாவது வேகன்சி வந்து அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அதுக்கடுத்து அதுக்கான சிலபஸை வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் நான் உங்கள் நண்பன் எஸ்பி ராஜன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதை நம்ம எடுக்கும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சீக்வன்ஷியலாக டாபிக் வைஸ் போயிட்டே இருப்போம் இன்னும் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் நான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சாலும் நீங்கள் மட்டும் கற்றுக்கிறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இது எல்லாம் குரூப் ஒன் காம் IAS IPS group two VAO எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எழுதினாலும் இதுவே பெஸ்ட் நோட்ஸாக இருக்கும் நண்பர்களே இன்னும் நம்ம இந்த லைவ் ஒரு வேலை சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா நான் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கூட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நம்ம நம்ம இதில் கிடைக்கிறது என்னென்னா நீங்கள் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ்னு நாலு லாங்குவேஜஸ்லுமே அவங்க கிளாஸ் கிடைக்கும் இந்தியாவிலே முதல் முறையாக இந்த மாதிரி நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் இதுக்கான சப்போர்ட் வந்து உங்ககிட்ட இருந்து நிறைய தேவை அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச பாடத்தை பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேரும் பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னால் சஜஸ்ட் பண்ணுங்கள் ஒரு வேலை நான் இது ஃப்ரீயாக ஒரு பர்சனாக இவ்வளோ ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு வேளை உங்களுக்கு டொனேட் பண்ணணும்னு ஆசை இருந்தால் கூட ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூட ஒரு நாங்கள் இவ்வளோ எஃபோர்ட் போடுறதுக்கு நீங்கள் டொனேட் பண்ணலாம் முடியும் அது எவ்வளோ மினிமம் அமௌண்ட் இருந்தால் கூட பரவாயில்ல கீழே உங்களுக்கு பேடிஎம் லிங்க்கும் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ஸில் ஓகே நம்ம நம்ம பார்ப்போம் நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா history of ancient India ancient இந்தியாவோட ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிலபஸ் எடுத்துக்கோங்க அந்த சிலபஸ் எடுத்துக்கிட்டு அந்த சிலபஸை முடிக்க பாருங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸை படித்து நீட்டாக கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து நீங்கள் சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஆரம்பிங்க அப்போதான் உங்களுக்கான எக்ஸாமோட ஐடியா வரும். ஸோ நம்ம இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆன்ஷியன்ட் இந்தியாவில் என்னென்ன இருக்கு? என்னென்ன கன்டென்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ் அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ்ல என்ன கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு எழுத்து வடிவில் எந்த ஒரு எவிடென்ஸும் இல்லாத காலத்தை தான் நம்ம ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ்ன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸ். ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ் இன்னும் நிறையா சப்டிவைட் ஆகியிருக்கும் நண்பா. அது என்னென்னு நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து வர்றது வந்து உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் அதுக்கடுத்து வேதிக் சிவிலைசேஷன் எல்லாமே எல்லா டாபிக்ஸுமே நான் கவர் பண்ணுவேன் மகாஜனபதாஸ் வரும் அதுக்கடுத்து Persian and Greek invasions north east இந்தியாவை இன்வைட் பண்ணுவாங்க அது வரும் அதுக்கடுத்து மகதா எம்பையர் வரும் மௌரியன் எம்பையர் எப்படி ரைஸ் ஆச்சுன்னு வரும் புத்திசம் ஜெயினிசம் ரிலீஜியஸ் ரைட்ஸ் எல்லாம் வரும் அதுக்கடுத்து சுங்கா டைனஸ்டிஸ் பற்றி வரும் சேத்தவாகனாஸ் வரும் சேத்தவாகனஸ்னா டெக்கன் பிளாட்டியூவில் மோஸ்ட்லி ஆந்திராஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு ரூல் பண்ண கிங்டம்ஸ் அதுக்கடுத்து இண்டோ கிரீக் ரூல்ஸ் வரும் சேக்காஸ்ன்றவங்க வருவாங்க அதுக்கடுத்து குஷான் எம்பையர்ஸ் வரும் Gupta empire one of the important முக்கியமான எம்பையர் நண்பர்களே அதுவும் வரும் அதுக்கடுத்து ஹர்ஷவர்தனா எம்பையர் வரும் பலவாஸ் சாளுக்கிய டைனஸ்டி பாலா அண்ட் வக்கட்டகாஸ் எல்லாமே சீக்வன்ஷியலாக வரும் ஆக்சுவலி சோரச்சேல பாண்டியாஸ் வந்து இதில் மிஸ் ஆயிருக்கு நான் அதுவும் இன்க்ளூட் பண்ணுவேன் நண்பர்களே நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக என்னென்ன டாபிக்ஸ் எதுன்னு நம்ம பார்ப்போம் இன்னும் நான் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா சொல்லுங்க நம்மளே இது லைவ் செஷன்ஸ் லைவ் செஷன்ஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நான் எங்கேயாவது விட்டு விடுறது ஒரு வேளை தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி பிரேக்ஸ் இருக்கும் அதுக்கு நான் முதல்ல கேட்டுக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஏன்னா எடிட் பண்ணி எல்லாம் பண்ணோம்னா டைம் அதிகமாகும் ஒரு பர்சனே எல்லாத்துக்கும் செய்யறது கஷ்டமாக இருக்கும் ஓகே நம்ம டாப்பிக்கில் போவோம் நண்பர்களே ஃபர்ஸ்ட் நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியா இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஏன்ஷியன்ட் இந்தியா நீங்கள் இன்னைக்கு கதை புக்கு எல்லாத்தையும் பார்க்கணும்னா அதுக்கான எவிடன்ஸ் வேணும்ல உங்களுக்கு அது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அதுக்கான சோர்சஸ் என்ன நமக்கு எங்கேருந்து இதெல்லாம் கிடைச்சிருக்கு இதை பற்றி நீங்கள் படிக்கும் போது ரெண்டு இருக்கும் ஒன்று லிட்ரரி சோர்சஸ் இன்னொன்று வந்து ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் லிட்ரரி சோர்சஸ்னா மோஸ்ட்லி எழுத்து வடிவில் இருக்கிறது தான் நம்ம லிட்ரரி சோர்சஸ்ன்னு சொல்லுவோம் ஆர்கியாலஜிக்கல்னா ஒரு நிபுணர்கள்லாம் போய் அங்கங்கே டிக் பண்ணி தோண்டி எல்லாத்தையும் எவிடன்சஸ் என்ன கிடைக்குது அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க இந்த பெயிண்ட்ஸ் இதெல்லாம் ஸ்டடி பண்ணுவாங்கல்ல அவங்க தான் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்ப்போம் எங்கேயாவது ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு தோட்டத்தில் வந்து உங்க சிலையை எடுத்திருப்பாங்க சிலையை உடனே ஆர்கியாலஜிக்கல் ஒரு வந்து எடுத்துட்டு போவாங்க. சாரி நம்ம நான் பியூர் தமிழ் இல்ல. அதனால சில வேர்ட்ஸ்க்கு வந்து நான் தமிழாக்கும் சொல்றது கஷ்டமா தான் இருக்கும். அது நீங்க யூ டிக்ஷனரியோ, ஏதோ ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்ப நம்ம பார்ப்போம். லிட்ரரி சோர்ஸஸ் வந்து எப்படி? இங்க நான் இமேஜஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க பொம்மைங்க. இப்படிதான் இந்த பொம்மைங்களை வச்சு இந்த மாதிரி தான் வந்து அந்த காலத்துல அவங்க இதை வச்சு தான் எவிடன்ஸஸா கலெக்ட் பண்ணாங்க. ஓஹோ! மக்கள் இப்படி வாழ்ந்தாங்க. ஏன்னா, இப்போ நம்ம டைம் மெஷின் இன்னும் இல்லை நம்ம அந்த காலத்துக்கு போகிறதுக்கு ஸோ, அதனால இந்த மாதிரி இருக்கிற எவிடன்சஸ் வச்சு தான் நம்மளால் ஸ்டடி பண்ண முடியும். இப்போ லிட்ரரி சோர்சஸ் என்னென்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து வேதிக் லிட்ரேச்சர்னு இருக்கு. வேதிக் லிட்ரேச்சர்ல என்னன்னா, வேதாங்காஸ் வே வேதாஸ் அண்ட் வேதாங்காஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வேதா சாம் வேதா நிறையா வேதாங்க இருக்கு. அந்த வேதாஸ் வச்சு, ஓகே இந்த மக்கள் இப்படி வாழ்ந்தாங்கன்ற எவிடன்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து லேட்டர் வேதிக். வேதிக்கிலே ரெண்டு பிரிவு இருக்கு. ஆரம்ப காலத்துல வேதிக்கு இல்லாட்டி அப்பர் வேதிக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஓல்டு வேதிக்குன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி லேட்டர் வேதிக்குன்னா அதுக்கடுத்து வந்த காலம். இது வந்து என்னன்னா, உபனிஷத்ஸ், அரியங்காஸ் பிராமணாஸ் இந்த மூணு வந்து லேட்டர் வேதிக் பீரியட்ல இருக்கிற லிட்ரேச்சர் எவிடன்சஸ் அதுக்கடுத்து புராணாஸ் வச்சு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் புத்திஸ்ட் லிட்ரேச்சர்ஸ் இதை ஞாபகம் வச்சுக்கோணும் நம்மளே. புத்திஸ்ட் லிட்ரேச்சர் எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா அது வந்து பாலி லாங்குவேஜில் தான் எழுதியிருக்காங்க அதே போல் ஜெயின் லிட்ரேச்சர் வந்து பிராக்ரித் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க இந்த ரெண்டுலையும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எக்ஸாம்லையும் யூபிஎஸ்சி குரூப் ஒன் எல்லாத்துலேயும் அதிகமாக கேட்கப்படுற கேள்வி இது புத்திஸ்ட் லிட்ரேச்சர் எப்பயுமே என்னன்னா பாலி லாங்குவேஜ் ஜெயின் லிட்ரேச்சர் எப்போனா பிராக்ரித் லாங்குவேஜ் அதே போல் இப்போ சான்ஸ்கிரிட் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் இருந்த எழுத்து வடிவுகள் இதை வச்சு தான் நம்ம எவிடன்சஸ் வச்சு சொல்லிடுறோம் லிட்ரஸி சோர்சஸ் எப்படி நம்ம ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டோன்றதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் பியூரா ஹிஸ்ட்ரிக்குள்ளே போல நண்பர்களே நம்ம பார்த்துட்டே இருப்போம் அதுக்கடுத்து பார்ப்போம் ஃபாரின் அக்கௌண்ட் ஃபாரின் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா நம்ம நம்ம ஹிஸ்ட்ரியை வெளிநாட்டில் இருக்கிறவங்க சில பேர் அவங்களோட ரிட்டர்ன் எவிடன்சஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது யார் யார் எப்படி எப்படி ப்ரொவைட் பண்ணாங்கன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா கிரீக்கர்கள் வந்து அவங்களோட ரிட்டன் எவிடன்சஸ்ல ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்தியாவை பற்றி அதுக்கடுத்து சைனீஸ் எவிடன்சஸ் இருக்குது அதுக்கடுத்து அரேபியன் எவிடன்ஸ் இந்த ஃபாரின் எவிடன்சஸ் வச்சு தான் நம்மளும் நம்மளோட ஹிஸ்ட்ரி இப்படி இருக்குன்னு தெரிய தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்னா அடுத்து பார்ப்போம் நம்ம என்னென்னா common perceptions and literary sources நமக்கு லிட்ரரி சோர்சஸ்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் பொதுவான கருத்து என்னன்னா மோஸ்ட்லி எழுத்து வடிவு எல்லாமே மதத்தை சார்பட்டது சார்ந்ததாக தான் இருக்குது அப்படின்னா ரிலீஜியஸை சொல்கிறதா தான் அதிகமாக இருக்குது ஏன் ரிலீஜியஸாக இருக்குன்னா அந்த காலத்தில் நம்ம ப்ரொமோட் பண்ணோம்னா எதை ப்ரொமோட் பண்ணோம் ஒன்று ராஜாவை ப்ரொமோட் பண்ணோம் இல்லாட்டி அவங்க மதத்தை ப்ரொமோட் பண்ணோம் இதுக்காக தான் எழுத்து வடிவே உருவாக்கப்பட்டது ஏன்னா இப்போ ஒரு கிறிஸ்டியானி இருக்குன்னா அவங்க பைபிள் எழுந்தாங்கன்னா அடுத்த வர காலங்களில் வந்து எல்லாரும் அதை நம்புவாங்க இதெல்லாம் நான் ஃபாலோ ஆவாங்க இது அதே போல் தான் நம்ம அந்த காலத்தில் வேதா சொன்னதும் எல்லாமே என்னென்னா ஒரு மத சார்பட்ட எழுத்து வடிவுகள் தான் அந்த மாதிரி அதே போல் இது வந்து ஒரு குரோனாலஜி இல்லை அப்படின்னா ஒரு ஒரு காலகட்டத்திலையும் கரெக்டான ஒருத்தர் ஃபாலோயிங் பண்ணி, ஒரு சீக்வென்ஷியலா எழுதுனது எங்கேயுமே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற டைரி அலவாட்டி நமக்கு ஏதாவது டைரி அலவாட்டு இருக்குன்னா, இல்லை டைரி எழுதுனா உங்களோட காலம் ஒரு இது தெரியும். பட் ஆனால் இதுதான் அது. அந்த இல்லைன்னா அங்கங்கே அப்பப்போ ஒரு ஒருத்தர் எழுதுனாங்களே தவிர, ஒரு சீக்வன்ஸை யாருமே இல்லை ஓகே நம்மளுக்கு இதுதான் நமக்கு தெரியப்பட்ட லிட்ரரி சோர்சஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அதுக்கடுத்து பார்க்க போகிறது என்னன்னா, ஆர்க்கியாலஜிக்கல் சோர்சஸ் நமக்கு இருக்கிற ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் என்னென்ன சொல்லுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆர்கிடெக்சரல் எவிடன்சஸ் அப்படின்னா கட்டுமான பணிகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் அவங்க கட்டின கட்டடங்கள் எப்படி இருக்குது அந்த evidence for example Tamil for Taj Mahal என்பது இன்னும் தஞ்சாவூர் கோயில் இதெல்லாமே ஆர்கியல் ஆர்கிடெக்சரல் சோர்சஸ் நமக்கு கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ்னு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து எக்ஸ்கவேஷன்ஸ் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கோம் தெரியுமா எங்கெங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்க டிக் பண்ணி தோண்டி அங்கேருந்து எவிடன்சஸ் எடுப்பாங்க அதுதான் எக்ஸ்கவேஷன் சொல்லுவாங்க எபிகிராஃபிக் சோர்சஸ்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டில் எழுதி வச்சிருப்பாங்களே அதை தான் நம்ம எபிகிராபிக்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க கல்வெட்டு இந்த மாதிரி அசோகா பில்லர் நிறைய இந்த எழுத்து வடிவில் வந்து அதை தான் எபிகிராஃபிக் எவிடன்ஸ்னா நியூமிஸ்மேட்டிக் சோர்சஸ்னா அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண காயின்ஸ் காயின்ஸ் அதை வச்சு தான் நம்ம ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் எவிடன்சஸ் எடுத்துட்டோம் இதெல்லாம் தான் நமக்கு ஆன்ஷியன்ட் இந்தியா பற்றி ஒரு க்ளூவும் எவிடன்ஸும் கொடுத்தது அதுக்கடுத்து நம்ம பார்ப்போம் நண்பர்களே இப்போ ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜை பற்றி பார்ப்போம் நண்பர்களே ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ்னா ஒன்றும் இல்லை ப்ரீ ஹிஸ்ட்ரினா நம்ம ஹிஸ்ட்ரி எப்படி தெரிஞ்சுக்கின்றோம்னு நம்ம பார்த்தோம் இப்போ ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ்னா நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி எப்படின்னா எழுத்து வடிவம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஏஜ் இருந்துச்சு அதை தான் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ்னு சொல்லுவாங்க அது என்னன்னு நம்ம ஒரு வாட்டி கிளியராக பார்ப்போம் நண்பர்களே இங்கே பாருங்க ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ்னா என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டைம் பிஃபோர் த ரிகார்ட் அனிமினேஷன் ஆஃப் ரிட்டர்ன் சிஸ்டம் சொன்னல எழுத்து வடிவில் இருக்கிறது முன்னாடி இருக்கிற காலம் தான் நம்ம ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் அங்கே தான் என்னென்னா மொத மொத மனிதர்கள் உருவாகப்பட்டாங்க ஹோமோசெஃபியன்ஸ் வந்து முதல்ல எங்கே உருவாகினான்னா நமக்கு தெரிஞ்சது வந்து ஆப்ரிக்காலன்னு தான் உருவாகிருக்காங்க அதே இந்தியாவில் எப்போ எப் எப்போ வந்து மொதல் ஹோமோ ஹியூமன்ஸ் வந்து ஃபார்ம் ஆனாங்க இல்லாட்டி சர்வைவ் ஆகிட்டு இருந்தாங்க என்னன்றதுன்னா அது வந்து மிடில் பிளீஸ்டோசின் ஏஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மிடில் பிளீஸ்டோசின் ஏஜ்ல இருந்தால் நம்ம இந்தியாவில் ஹியூமன்ஸ் வந்து சவைவாக ஸ்டார்ட் ஆனாங்க ஓகே நம்ம இப்போ நம்ம அவங்களோட டிவிஷன்ஸ் பார்ப்போம் இவங்களை ஸ்டடி பண்ணும்போது என்னென்னா அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் அவங்க என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணி அவங்களோட லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ணாங்க அதை வச்சு தான் அவங்க நமக்கு ஸ்டடி பண்ணோம் அதில் வந்து stone age stone three stages இருக்குது நண்பர்களே த்ரீ ஸ்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அது என்னன்னா stone age bronze age iron age so stone age பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டோன் ஏஜில் வந்து பேலியோலித்திக் மீசோலித்திக் நியோலித்திக் அண்ட் சால்கோலித்திக்னு நாலு வகையாக பிரிச்சிருக்காங்க ஸோ பேலியோலித்திக்கை வந்து இன்னும் ஃபர்தராக வந்து lower palaeolithic middle palaeolithic and upper palaeolithic அவங்க வாழ்ந்த காலம் அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் அவங்களோட வாழ்க்கை முறையை வச்சு தான் நம்ம தனித்தனியாக பிரிச்சிருக்கோம் அதுதான் இந்த ஸ்டேஜஸ் அதே போல் லோவர் பேலியோலிதிக்கில் வந்து hand axes and cleaver industry use பண்ணுங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நம்மளே ஒரு கல் வந்து கையில் பிடிச்சே ஒரு ஏதாவது ஒரு இதை கொள்றதுக்கோ எல்லாமே வந்து கையில் யூஸ் பண்ண ஆயுதங்களை வச்சே பண்ணிட்டு இருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கல்லை நல்லா செதுக்கி கையில் ஆயுதமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து மிடில் பேலியோலித்திக்கில் வந்து ஃப்ளேக் டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க கொஞ்சம் ஷார்ப்பானது அப்பர் பேலியோலிக்கில் வந்து பிளேட் டைப் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க next mesolithic neolithic and chalcolithic இது எல்லாமே நம்ம சீக்வன்ஸாக பார்ப்போம் மாதிரி அதுக்கடுத்து பிரான்ஸ் ஏஜ்னா நம்ம ஓகே சால்குலித்துக்குள்ள வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எல்லாமே வரும். ஏன்னா காப்பர் அவங்க வந்து காப்பர் அதிகமாக யூஸ் பண்ணனால அது சால்கோலித்துக்குன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து பிரான்ஸ் ஏஜ்ன்னு விஷயத்துக்கு வந்தீங்கன்னா, பிரான்ஸ் ஏஜ் வந்து அதான் அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அந்த டிரான்சிஷன் ஜோன். ஆனால் மகாஜனபதாஸ் வரும்போது என்னென்னா அந்த கிங்டம்ஸ் வரும்போது என்னென்னா அவங்க வந்து ஐரன் இன்வென்ஷன் அதிகமாகச்சு அப்புறம் தான் யுத்தங்கள், சண்டைகள், அவங்க யூஸ் பண்ண வார் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க அதனால தான் இது ஐரன் ஏஜ் ஆச்சு. இந்த நாலு இந்த த்ரீ ஸ்டேஜஸ். இதுக்கடுத்து பார்ப்போம். இன்னும் ப்ரீ ஹிஸ்டோரிக்கில் அவங்க கண்டுபிடிச்ச எவிடன்சஸ் என்னென்ன எந்தெந்த இடத்துல இருந்து என்னென்ன எவிடன்சஸ் எடுத்தாங்கன்றது அந்தந்த இடத்த வச்சு அந்த எவிடன்சஸை நான் சொ சொல்லியிருக்கேன் நம்ம பிம்பேத்கர் என்னன்னா பெயிண்டட் ராக் ஷெல்டர் செஞ்சான் அந்த அந்த ராக் ஷெல்டர்ஸில் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து நெவாசால வந்து காட்டன் மொத மொத எவிடன்ஸ் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நெவாசால கண்டுபிடிச்சாங்க டெக்ஸ்டைல் இந்த துணி வகைகளோட துணி பிரிண்டிங் இதை முதல்ல எங்கே கண்டு கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அத்ரஞ்சி கேடா இங்கே தான் முதல்ல ஒரு துணியில் பிரிண்ட் அடிக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க ஹஸ்தினாப்பூர் இங்கே வந்து பழங்காலத்து சுகர் கேன் கரும்பு வகையை ஹஸ்தினாப்பூரில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இனாம் கோவான் இனாம் கோவான் என்ற இடத்துல தான் மதர் காட ஸ்டாச்சு வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க இது வந்து ஒரு பிளேஸ் இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் பீரியட்ல இருந்த ஒரு பிளேஸ் மெஹர்கா மொத மொத விவசாயம் அக்ரிகல்ச்சர் எங்கே பண்ணாங்கன்ற எவிடன்ஸ் நமக்கு எங்கே கிடைச்சுன்னா மெஹர்கான்ற இடத்துல தான் கிடைச்சிருக்கு கோல்டிஹ்வா ஏர்லியஸ்ட் ரைஸ் அரிசி வகையை முதல்ல எங்கே யூஸ் பண்ணாங்க இது அப்படின்றது வந்து நம்ம கொல்லிஹுவால தான் எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. அதே போல அனிமல்ஸ் டொமஸ்டிகேஷன் நம்ம இப்போ நாய் வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், எல்லாம் வளர்க்குறோம். இந்த டொமஸ்டிகேஷன் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, பேகோர்ன்ற இடத்துல தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கான எவிடன்ஸ் கிடைச்சு. சர்பன் கல்ஸ் இப்போ நம்ம சாமி கும்பிடுறோம். இந்த பாம்பு நிறைய இடத்துல கும்பிடுறாங்க. நாகல் சதுர்த்தின்னு செலிப்ரேட் பண்றாங்க. இந்த பாம்பு சாமி கும்பிடுறாங்க. இது ஃபர்ஸ்ட் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, சிரந்த் என்ற இடத்துல தான் இந்த எவிடன்சஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. புர்ஜா ஹோம், குஃப் ஹரால் இங்க வந்து பீட்டு டுவெல்லிங்க வந்து அதிகமாக கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா ஒரு ஒரு பள்ளம் தோண்டி அதுல வாழ்ற மாதிரி நெக்ஸ்ட் ஓகே நம்ம என்ன நம்ம பார்ப்போம் ப்ரீ ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வந்து என்னென்ன அவங்க சொல்லியிருக்காங்க first human settlement in India மொத மொத மனித ஹியூமன் செட்டில்மெண்ட் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா அப்படின்னா ஒரு வாழ்வாதாரம் நீங்கள் பார்த்தீங்களா எல்லாம் ஒன்றா இருக்காங்கல்ல இந்த ஃபோட்டோவில் அந்த மாதிரி ஒன்றா இருக்கிறது தான் ஹியூமன் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க அது எங்கன்னா ஜுவாலாபுரம் ஆந்திர பிரதேஷ் இங்கே தான் எழுபதாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு செட்டில்மெண்ட்டாக இருந்தாங்கன்ற எவிடன்ஸ் அங்கே கிடச்சிருக்கு அதே போல் ஏலியஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட் மொத மொதல் கண்டுபிடிச்ச ஆர்கியாலஜிக்கல் சைட் எதுனா சோன் ரிவர்னு சொல்லுவாங்க சோன் ரிவர் வந்து இண்டஸ் வேலி ரிவர் இண்டஸ் ரிவரோட ஒரு ட்ரிபியூட்ரி ட்ரிபியூட்னா அதிலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு நதியாகும் அதனால அந்த ஏரியா சைடு தான் அவங்க வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜி சைட் கண்டுபிடிச்சாங்க அதுக்கு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் எங்கே ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சாங்கன்னா ஹோமோ எரக்டஸ் என்ற மனிதர்களோட எவிடன்ஸ் வந்து ஹத்னோரா என்ற இடத்துல நர்மதா வேலி பக்கத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் மிடில் பிளேஸ்டோசன் பீரியட் தான் இந்தியாவிலே எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஹோமோசஃபியன் ஃபர்ஸ்ட் உருவானது வந்து ஆப்பிரிக்கான்னு அதே போல் மனிதர்கள் இந்தியாவில் செட்டில் ஆன ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிளீஸ்டோசின் எரா நான் இந்த டாபிக்ஸ் நீங்கள் நட நடத்தும் போது நீங்கள் அப்படி நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் இல்லை கிளியராக நீட்டாக உட்காந்து கேட்டிங்கன்னா கூட போதும் நண்பர்களே முக்கியமாக உங்களுக்கு கிராமத்தில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஜெக்ட் கிடைக்காம இருப்பாங்க அது உங்களுக்காக தான் நான் முக்கியமாக இந்த நாலு லாங்குவேஜ்ல எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகே நம்ம பார்ப்போம் major findings no human fossils ஒன்றும் நம்ம மனிதர் வாழ்ந்த எவிடன்சஸ் வந்து அந்த ஸ்டோன் ஏஜில் இருந்தாங்கன்ற எவிடன்ஸ் வந்து இந்தியாவில் கம்மி அப்படின்னா இல்லைன்னே சொல்லலாம் பட் அதுக்கடுத்து எந்த ஏரியாலனா சிவாலிக்ஸ் வந்து ஹிமாலயாவில் அடிப்பகுதி தான் சிவாலிக்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாலாம் அதிகமான எவிடன்ஸ் வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே நம்மளே இது வந்து நம்ம பார்த்தா ப்ரீ ஹிஸ்ட்ரி ப்ரீ ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம படிக்க போதும் என்னன்னா பிரித்து நம்ம ஸ்டோன் ஏஜ் என்ன ப்ரான்ஸ் ஏஜ் என்ன ஐரன் ஏஜ் என்ன எல்லாத்தையும் படிக்கணும் ஓகே நம்ம நம்ம ப்ரீ ஹிஸ்ட்ரி போவோம் ப்ரீ ஹிஸ்ட்ரியில் வந்து ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் முன்னாடி ஆல்ரெடி நான் சொன்னது தான் அதுக்கடுத்து நான் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் மட்டும் தான் அவங்க கிடைச்சது மனிதர்களோட ஸ்கெல்டன் இந்த மாதிரி எதுவும் கிடைக்கல ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் தான் ஓன்லி அவங்களோட கல்ச்சர் நாலேஜ் தான் நமக்கு அதிகமாக தெரியும் இன்னும் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஸ்டேஜில் வந்து த்ரீ ஏஜஸ் இருக்குது stone age bronze age iron age நான் சொன்ன மாதிரி தான் ஸ்டோன் ஏஜில் வந்து பேலியோலித்திக் மிசோலித்திக் அண்ட் நியோலித்திக் வரும் பிரான்ஸ் ஏஜ் வந்து இண்டஸ்ட்ரியலி சிவிலைசேஷன் நான் சொன்னிருந்தேன் பிரான்ஸ் ஏஜ் வந்து இண்டஸ்ட்ரியலி சிவிலைசேஷன் ஐரன் ஏஜில் வந்து வேதிக் பீரியடும் ஏர்லி கிங்டம்ஸும் அதான் மகாஜனபதாஸ் அவங்கெல்லாம் வந்தது அப்பதான் வந்து ஐரன் அதிகம் கண்டுபிடிப்பாங்க இது எந்த இடத்துலன்னா ராஜ்கிரிஹான்ற ஒரு இடம் இருக்கு ராஜ்கிரிஹா வந்து இவங்களுக்கு பீகார் பக்கத்துல இருக்கும் அங்க இருந்து அந்த ஹில்ல இருந்துதான் தான் ஐரன் வந்து அதிகமா ப்ரொடக்ஷ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அதுக்கடுத்து அங்க இருந்தா மகதாவே ஸ்டார்ட் ஆகும் இந்த டீட்டெயிலாம் நான் உங்களுக்கு மகதா சொல்லும்போது நீட்டா சொல்றேன் ஓகே நம்ம அடுத்து பார்ப்போம் அடுத்து வந்து நம்ம பேலியோலித்திக் ஏஜ் பார்த்து பார்க்க போறோம் இந்த ஓல்டு ஸ்டோன் ஏஜ்ல ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பேலியோலித்திக் ஏஜ் பேலியோலித்திக் ஏஜ் வந்து இன்னும் நிறைய டிவிஷன்ஸ் ஆகும் அதை பற்றி நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருவோம் நம்ம இந்த கிளாஸ்லேயே பேலியோலித்திக் ஏஜ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓல்டு ஸ்டோன் ஏஜ் பேலியோ என்றால் என்னென்னா ஓல்டு பலன் பெற்ற பேலியோனா ஓல்டு லித்திக்னா ஸ்டோன் கல்லுன்னு சொல்லலாம் அதே போல் பேலியோலித்திக் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் கொடுத்தது யாருன்னா ஜான் லொபோக் ஜான் லொபோக் ஞாபகம் வச்சுக்கோங்க சர் ஜான் லொபோக் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சில் தான் இந்த பேலியோலித்திக் வந்து பேரை கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து நம்ம பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னா மோஸ்ட்லி ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு மிருகங்க இந்த மாதிரி கிடச்சுன்னா அவங்க அதை வேட்டையாடி சாப்பிட்ருந்தாங்க ஒருவேளை அந்த இடத்துல மிருகங்க எதுவும் கிடைக்கலன்னா என்ன செஞ்சாங்க பழம் வகைகள் விதைகள் வேர்கள் இதெல்லாம் போய் கேதரர்ஸ்னா அங்கங்கே தோண்டி எது எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிட்டு அதை வச்சு வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க இதுதான் பிளே ஸ்டோ பேலியோலித்திக் ஓல்ட் ஸ்டோன் ஏஜோட மனிதர்களோட வாழ்க்கை அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறோம்னா பிளீஸ்டோசின் பீரியட் நான் அதே சொல்லி இதை நம்ம பார்த்துருக்கோம் பிளீஸ்டோசின்ன்றதை நல்லா ஞாபகம் ஹியூமன் எவிடென்சஸ் நம்ம இந்தியாவில் கிடைச்சது பிளீஸ்டோசின் பீரியட்ல தான் ஆனால் பிளீஸ்டோசின் பீரியட் மோஸ்ட்லி ஐசேஜுக்கு ரிலேட்டட் ஏரியா இங்கே பாருங்க நம்ம பேலியோலித்திக் எல்லாமே ஐஸ் ஏஜும் இதுவும் பேரலாக நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் ஐஸ் ஏஜ் என்னன்னா மொத்த பூமியை வந்து நிறைய பார்ட் வந்து போல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த south pole and north pole இந்த போல் மோஸ்ட்லி போல்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து ஐசி வந்து அதிகமாக கவர் பண்ணிருச்சு அதனால ஹியூமன்ஸ் வந்து இந்த ட்ராபிக்ஸ் ட்ராபிக்ஸ்னு ஈக்குவேட்டர் இருக்கு பார்த்தீங்களா இந்த சென்டர் பக்கத்தில் தான் இந்த ஏரியாவில் தான் அதிகமாக ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் வந்து பேலியலித்திக் ஏஜில் நம்ம பார்க்கலாம் இந்த நார் டூ நார்த்துக்கு போனோம்னா அங்கே எதுவுமே எவிடன்ஸ் இல்லை எதுவுமே ப்ரூஃப் இல்லை ஏன்னா அங்கே வந்து ஐஸ் ஏஜ் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு ஓகே இதில் இப்போ பார்ப்போம் இப்போ palaeolithic and old stone age வந்து ஃபர்தராக மூணு டிவிஷன்ஸ் ஆச்சுன்னு சொல்லலாம் இது lower palaeolithic middle palaeolithic upper palaeolithic இது நம்ம கிளியராக படித்தோம்னா என்னோட கிளாஸ் வந்து இதோட கிளியராக முடிஞ்சிடும் இப்போ நம்ம பேலியோலித்திக் ஏஜ் வந்து ஓல்ட் ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு இங்கே வேட்டையாடுறாங்க ஒரு மான வேட்டையாடி ரெண்டு பேர் தூக்கிட்டு போகிறாங்களா அதே போல் இங்கே வந்து அந்த ஸ்கின்னை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கையை வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா லோவர் பேலியோலித்திக் ஏஜ் நண்பர்களே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் லோவர் பேலியோலித்திக் வந்து இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது இது வந்து ஐம்பதாயிரம் இல்லை அஞ்சு லட்சம்னு எடுத்துக்கலாம் ஓகே ஃபைவ் லேக்னு எடுத்துக்கலாம் இல்லை இன்னும் சில புக்ஸில் என்ன கொடுத்துருக்குன்னா டூ மில்லியன் பிசி இருந்து சாரி டூ லேக் பிசி இருந்து ஒன் லேக் பிசி வர என்னன்னா லோவர் பேலியோலித்திக்னு சொல்லுவாங்களாம் இது ஒரு ஒரு டாபிக் வேரி ஆகும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு லட்சம் இருந்து ஒரு லட்சம் பிசிக்குள்ளே இருக்கிறது தான் நீங்கள் லோவர் பேலியலித்திக்னு சொல்லலாம் இங்கே வந்து ஹியூமன் எவிடன்சஸ் வந்து ஒரு ஹியூமன் வாழ்ந்த மாதிரி கூட நமக்கு தான் அவங்களோட ஸ்கெல்டனு ஃபாசில்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல அதுக்கடுத்து வந்து இது மோஸ்ட்லி ஐசேஜ் கவர் பண்ணுறது தான் இந்த லோவர் பேலியோலித்திக் ஆரம்பமான காலத்தில் தான் நம்ம லோவர் பேலியோலித்திக் சொல்கிறோம் இவங்க யூஸ் பண்ணது வந்து ரொம்ப பெபிள் டூல்ஸ் அண்ட் ஃப்ளேக்ஸ் அப்படின்னா ரொம்ப கூர்மையான கல்வகைகள் தான் இவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இங்கே நான் ஆல்ரெடி இமேஜஸ் போட்டிருக்கேன் ஏன்னா அது வேர்ட்ஸ் வந்து நான் கன்வெர்ட் பண்ணுங்க நீங்கள் இமேஜஸ் பார்த்தாலே உங்களுக்கு நீட்டாக கிளியராக புரிஞ்சிடும் நம்மளே நீங்கள் பாருங்கள் ஹேண்ட் ஆக்சஸ்னால் அவங்க செடி வெட்டுறதுக்கு எல்லாத்தையுமே கல்லை கூர்மையாக பண்ணி அதை வச்சு தான் அவங்க யூஸ் பண்ணி பண்ணிகிட்டே இருந்தாங்க இன்னும் என்னென்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா கீழே பாகம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் மேல் பாகம் வந்து ரொம்ப கூர்மையாக இருந்துட்டு இருக்கும் கிளீவர் கிளீவர்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அதை ரெண்டாக பிரிக்கிறதுக்கு அதுக்கு தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருவாங்க இது கொஞ்சம் ஹெவியராக பைஃபர்கேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கடுத்து சாப்பர்ஸ் வந்து ஒரு ஸ்டோனை பிரி அந்த ஸ்டோனை ஷார்ப் பண்ணுறதுக்கு வந்து சாப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஷார்ப்பர்ஸ்னால் ஒன்று நம்ம ஒரு நல்ல கடினமான கல்லாக இருக்கும் கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும் அதை யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கல்லை வந்து செதுக்குவாங்க கல்லால் கல்லை செதுக்குறதுன்னு சொல்லிக்கலாம் ஓகே நம்மளே இது வந்து ப்ரீ ஹேண்ட் ஆக்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாக இருந்துச்சு சரி இப்போ நம்ம அந்த சைட்ஸ் எங்கெங்கே அதிகமாக முக்கியமாக இருந்துச்சுன்னு பார்ப்போம் சிவாலிக் ரேஞ்சுனா நம்ம இந்தியா மேப் பார்த்தீங்கன்னா இந்தியா மேப் இப்படி இப்படி இருக்கணும் இப்படி வரும் ஓகே நம்மளே பரவாயில்ல அட்ஜஸ்ட் ஓகே ஓகே நம்ம இது இந்தியா மேப் நினச்சிங்கன்னா நினச்சிக்கோங்க இங்கே சிவாலிக்ஸ் இருக்குது ஷிவாலிக்ஸ் வந்து இந்த ஏரியா வரும் ஹிமாலயாஸ் கீழ் பாகத்தில் வரும் அதுக்கடுத்து சோன் வேலி வந்து நார்த் ஈஸ்ட் சைடில் வரும் பாகிஸ்தான் இப்போ பாகிஸ்தானில் இருக்குது பெலன் வேலி வந்து மிர்சாப்பூர் வந்து உத்தரப்பிரதேஷ் கிட்ட வரும் நம்பர்ல அதே போல் பஹல்காம் என்றது இங்கே காஷ்மீர் கிட்ட வரும் நெக்ஸ்ட் பீன் வேலி இன் அலகாபாத் அலகாபாத் பக்கத்தில் இருக்கிற பீன் வேலி அலகாபாத்னா கூட யூபி கிட்ட தான் வரும் பெலன் வேலியில் வந்து உங்களுக்கு கேவ்ஸும் ராக் ஷெல்டர்ஸும் அதிகமாக இருந்துச்சு அதுக்கடுத்து பிம்பேத்கா நதம்கர் இன் மகாராஷ்டிரா பிம்பேத்கா நதம்கர் வந்து மகா சாரி மத்திய பிரதேஷ் கிட்ட இருக்கிற இடம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சென்ட்ரல் இந்தியாவில் தான் இந்த பிம்பேத்கா இருக்கும் நீங்கள் மேப் கேட்டாலும் எது கேட்டாலும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அதம்கரும் அதே இடத்துல தான் இருக்கும் முக்கியமான விஷயம் லோவர் பேலியோலித்திக் அப்பர் பேலியோலித்திக் எல்லா ஸ்டோனேஜஸ்லையும் மீசோலித்திக் சால்கோலித்திக் எல்லா ஸ்டோனேஜஸ்லையும் ஒரே ஒரு இடத்துல வந்து கம்பல்சரியாக எவிடன்சஸ் இருந்துச்சு அதை பத்தி எந்த இடம்னு கேட்டீங்கன்னா பிம்பேத்கா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க எந்த எக்ஸாம்ல எழுதினா கூட பிம்பேத்கா மட்டும்தான் எல்லா பிளேசஸ்க்கான எவிடன்சஸும் ஒரே இடத்துல கிடைச்சது அதுக்கடுத்து சிங்வி தலவுன்றது ராஜஸ்தான்ல இருக்கிற இடம் நெவசான்றது மகாராஷ்டிரா மோஸ்ட்லி இங்க வந்து போரி கேவ்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க மகாராஷ்டிராவில் இருக்கிற போரி கேவ்ஸ் தான் அதிகமான ஆன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னா லோவர் பேலியோலித்திக் ஏஜோட எவிடன்சஸ் வந்து நீங்கள் போரியில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஹன்ஸ்கி கர்நாடகா இங்கேயும் வந்து நீங்கள் லோவர் பேலியோலித்திக் எவிடன்ஸ் பார்க்கலாம் இன்னும் நம்ம இந்தியன் மோஸ்ட்லி சவுத் இந்தியாவில் வந்து ரெண்டு இடம் ஹங்ஸ்கி என்ற வந்து கர்நாடகாலாம் இன்னும் தமிழ்நாட்டில் அத்திரம்பாக்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னை பக்கத்தில் தான் ஸோ இந்த அத்திரம்பாக்கம்ன்றது தான் லோவர் பேலியலித்திக் எவிடன்சஸ் வந்து நிறையா கிடச்சிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டுமே வந்து அக்யூலியன் கல்ச்சருக்கு சார்ந்தப்பட்டது நான் அந்த கல்ச்சர் என்ன நான் இருக்கலாம் இந்த வீடியோவில் கடைசியில் போடுறேன் நம்மள இப்போ நம்ம லோவர் பேலியோலித்திக் பார்த்தாச்சு அடுத்து பார்க்க வேண்டியதுன்னா மிடில் பேலியோலித்திக் மிடில் பேலியோலித்திக்னா ஒன் லேக் இயர் ஒரு லட்சம் பிசியில இருந்து நாலு நாற்பதாயிரம் பிசிக்குள்ள நடுவில் இருக்கிற காலத்தை தான் நம்ம மிடில் பேலியோலித்திக்னு சொல்லுவோம் இந்த சைட்ஸ் எது எதுனா முக்கியமான சைட்ஸ் நீங்கள் பாருங்க ஆல்ரெடி நான் இந்த இமேஜஸ் கொடுக்குறேன் அவங்க கல் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு இந்த இதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா சாப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை வச்சு தான் இதை அவங்க சாப் பண்ணி ஷார்ப்பாக பண்ணுவாங்க ஓகே நம்மள இதை ஒரு ஒருத்துக்கு ஒரு பேர் இருக்குது நெக்ஸ்ட் பார்ப்போம் சைட்ஸ் சோன் வேலி இது வந்து இண்டஸ்ட்ரி ஆஃப் ஹிமாலயன் ரீஜனில் அதிகமாக இந்த ஓகே சோன்வாலேருந்து பெபிள் இண்டஸ்ட்ரி அதிகமாக இருந்துச்சு அந்த கல் தயாரிப்பாங்க பார்த்தீங்களா அந்த வந்து அதிகமாக அங்கே தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் ரோஹ்ரி ஹில்ஸ் வந்து டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் அதிகமாக வெப்பன்ஸ் தயாரிக்கப்பட்டது வந்து ரோஹ்ரி ஹில்ஸில் நர்மதா வேலி வந்து சம்னாப்பூர் கிட்ட இருக்குது அதுக்கடுத்து துங்கபத்ரா துங்கபத்ரா கிட்ட நிறைய எவிடன்சஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பிம்பேத்கான் நான் சொன்ன மாதிரி தான் எல்லா ஏஜஸ்லையுமே பிம்பேத்கான்ற ஒரு இடம் நிறைய இருக்கும் அதனால் அது எந்த இடத்துல சென்ட்ரல் இந்தியாவில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் நெவேசான்றது மகாராஷ்டிரா கிட்ட இவங்க ஃப்ளேக் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கீங்க இந்த இமேஜில் இருக்க மாதிரி தான் அவங்க வந்து hard stones chips and edges use பண்ணாங்க டூல் டைப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப் ஆச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி காலத்தில் வந்து ரொம்ப கூர்மையான பொருள்களை யூஸ் பண்ணல இப்போ வந்து நல்ல கூர்மையான பொருளை யூஸ் பண்ணுறாங்க ஸ்கிராப்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க போரர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கடுத்து பிளேட் லைக் டூல்ஸ் அப்படின்னா ஒரு பிளேட் மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற ஒரு ஒரு வார்த்தைங்க ஸ்கிராப்பர்ஸ்னால் இதுதான் ஸ்கிராப்பர்ஸ் அதுக்கடுத்து பிளேட் டூல்ஸ்னால் இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் எடுத்துக்கலாம் பிளேட் டூல்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஓகே நம்ம இதுதான் மிடில் பேலியோலித்திக் பற்றி அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அப்பர் பேலியோலித்திக் பேலியோலித்திக்கில் லாஸ்ட் ஸ்டேஜ் இது வந்து நாற்பதாயிரம் பிசி இருந்து பத்தாயிரம் பிசி காலத்துக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம அப்பர் பேலியோலித்திக்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து இதோட சிக்னிஃபிகன்ஸ் முக்கியத்துவம் என்னென்னா marks appearance of new flint industry அப்படின்னா இப்போ வந்து முன்ன காலம் இல்லாமல் கொஞ்சம் ஃபிளின்ட் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா டெவலப் ஆச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த இமேஜஸில் இருக்க மாதிரி இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக அக்யூரேட்டாக அந்த மாதிரி ஒரு நல்லா அப்படின்னா அதான் ஒரு ஒன்றா ஒரு ஒன்றா அட்வான்ஸ் ஆகிற மாதிரி தான் அந்த மாதிரி அட்வான்ஸ் ஆகிட்டே வந்தாங்க கல் தயாரிக்கிறதுல நெக்ஸ்ட் இப்போ பார்ப்போம் மாடர்ன் ஹியூமன் பீயிங்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஹோமோசெபியன்ஸ் இந்த ஹோமோசபியன்ஸ் வந்து பேலியோலித்திக்ல எப்போ முதல்ல ஸ்டார்ட் ஆனாங்க ஞாபகம் இப்போ நம்ம இருக்கிற ஃபார்ம்ஸ் அதுக்கு முன்னால் இருந்தவங்கன்னா ஹோமோ எரக்டஸ் தான் இருந்தாங்க அப்பர் பேலியோலித்திக் முன்னாடி இருந்தவங்க வந்து ஹோமோ எரக்டஸ் அப்படின்னா கொஞ்சம் ஃபேஸ் எல்லாமே என்னன்னா நம்ம தான் குரங்குலேருந்து மனுஷன் உருவாங்கன்னா சொல்லுவாங்க அந்த ஃபேஸ் கட்ஸ் அந்த இதாக இருக்கும் ஆனால் இப்போ நம்ம வாழ்கிற ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஹோமோசபியன்ஸ் அந்த அந்த பாடி ஸ்டைல் ஃபேஸ் ஸ்டைல் எல்லாம் எப்போ வந்துச்சுன்னா பேலியோலித்திக் அப்பர் பேலியோலித்திக்ல இருந்தால் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பர் பேலியோலித்திக் இருந்தால் நம்ம ஹோமோசபியன்ஸ் எவால்வ் பண்ணாங்க அதுக்கடுத்த சைட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா பிம்பேத்கா ஏர்லி ராக் பெயிண்டிங் முத முத ராக் பெயிண்டிங் எங்கே பார்க்கலாம்னா அப்பர் பேலியோலித்திக்ல பிம்பேத்கால தான் நம்ம ராக் பெயிண்டிங் பார்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி தான் எல்லா ஏஜஸ்லையுமே பிம்பேத்கா எவிடன்சஸ் வந்து இருக்குது அதுக்கடுத்து ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா மகாராஷ்டிரா சோட்டா நாகூர் பிளாட்டிவ் சோட்டா நாகூர் பிளாட்டிவ்னா எங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஜார்க்கண்ட் கொஞ்சம் பார்ட்ஸ் ஆஃப் பீகார் பார்ட்ஸ் இன்னும் ஒடிஷா இந்த எல்லா இடத்தையும் ஒன்று சேர்த்து தான் இந்த சோட்டா நகர் பிளாட்டின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து குஜராத் கிளைமேட் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஐஸ் ஏஜ் இருந்து இதுக்கு முன்னாடி ஐஸ் ஏஜ் நான் போல்ஸில் அப்படின்னா நார்த்தும் சவுத்துலேயும் ஸோ அந்த ஐஸ் ஏஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் முடிவு காலத்தில் வந்துச்சு அப்பர் பேலியோலித்திக்லாம் ஐஸ் ஏஜ் வந்து முடிகிற காலத்துக்கு வந்துச்சு அதுக்கடுத்து கிளைமேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பம் தன்மை கூட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஃப்ளோரான் ஃபானானா இன்னும் செடிகள் அதிகமாக மிருகங்கள் அதிகமாக எல்லாத்தோட வாழ்வினைகள் எல்லாமே அதிகமாக ஆரம்பிச்சுட்டே வந்துருச்சு அதுக்கடுத்து வந்து டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க அவங்க பிளேட்ஸ் இந்த ஆல்ரெடி நான் டூல்ஸ் வந்து இங்கே இமேஜஸ் போட்டிருக்கேன் நம்மளே பிளேட்ஸ்னா என்னது புரின்ஸ்னா என்னது பிளாக் லைட்ஸ்னா என்னது எல்லாமே அங்கே இருக்குது நம்ம பார்த்துக்கணும்னா பேரல் சைட்ஸ் பிளேட்ஸ்னா என்ன இல்லை ரெண்டு சைடுமே கூர்மையாக இருந்துச்சுன்னா அதை பிளேட்ஸ்னு சொல்லுவாங்க புரின்ஸ் வந்து ஒரு கல்லை வச்சு இன்னொருதை ஷார்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நம்ம பிரெயின்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஸ்கிராப்பர்ஸ் அதுக்கடுத்து வந்து இவங்க லெதர் வுட் போன் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க போன் அப்படின்னா இங்கேருந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாமே போன்ஸ் வந்து எதுக்குன்னா ஊசி மாதிரி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கடுத்து மீன் பிடிக்க யூஸ் பண்ணாங்க ஹேர்போன்ஸ் பிளீட்ஸ் புரின் டூல்ஸ் இந்த மாதிரி வேற வேற டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆல்ரெடி இருக்கு நம்மள பேர் என்ன பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்ப்போம் பேலியோலித்திக் கல்ச்சர் இங்க வந்து நம்ம பேலியோலித்திக்ல வந்து ரெண்டு கல்ச்சர்ஸ் இருந்துச்சு சோன் கல்ச்சரும் அதுக்கடுத்து அக்கியா அக்யூலியன் கல்ச்சரும் அது எங்க இருந்துச்சுன்றத நம்ம மேப் போட்டே பார்த்துருவோம் நண்பர்களே இந்த மேப் கொஞ்சம் ஓகே நம்ம பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் இங்கே வந்து இந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டில் இருக்கிறது தான் சோன் வேலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே போல் சவுத் அப்படின்னா டெக்கன் பிளாட்டியும் இந்த சவுத்தில் இருக்கிறது தான் அக்கீலியன் கல்ச்சர்னு சொல்லலாம் ஓகேவா இந்த அக்கீலியன் கல்ச்சரில் என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சோனு பார்த்துருவோம் நம்ம சோன்றது ஒரு இண்டஸ்ட்ரி வரோட இண்டஸ்ட்ரி இந்து சிந்துருவன்னு சொல்லலாம் இல்லை இண்டஸ்ட்ரி வரோட ஒரு ட்ரிபியூட்ரி அதுக்கடுத்து இந்த ரீஜியன் வந்து மோஸ்ட்லி ஹிமாலயாவில் ஹிமாலயா பக்கத்தில் அப்படின்னா பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த ரெண்டு ஏரியா கிட்ட வர்றது தான் இந்த ரீஜியன் அதுக்கடுத்து வந்து சிர்சா வேலி பஞ்சாப்ல இருந்து இப்போ பாகிஸ்தான்ல இருக்கு அங்கேருந்து பிஎஸ் பன்கங்கா வேலி ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த ரெண்டு இடத்துக்கு நடுவில் இருக்கிறது தான் சோன் வேலின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து த்ரீ ஸ்டேஜஸ் இது வந்து த்ரீ ஸ்டேஜஸாக காலம் கடந்திருக்கு என்னென்னா ப்ரீ சோஹன் இன்னொன்று லேட் சோஹன் இன்னொன்று ஏர்லி சோஹன்ஸ் இந்த மாதிரி சோஹன் காம்ப்ளெக்ஸ் வந்து அதிகமாக இந்த இடத்துல வந்து சாப்பர் சாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் கல் உடச்சிட்டு இந்த மாதிரி ஆயுதங்க ரெடி பண்ணுறாங்க அதனால இந்த பெபிள் இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாக வந்து சோன் கல்ச்சரில் தான் இருந்துச்சு அதுக்கடுத்து ரெண்டுமே வந்து இவங்க டூ டிவிஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சாப்பர் டூல்ஸ்னு சாப்பிங் டூல்ஸ்னு ஓகே அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக போக தேவைன்னா பாருங்க நண்பர்களே சாப்பர் ஒரு கல்லை வச்சு இன்னொரு கல்லை வந்து செதுக்கி ஒரு ஷார்ப் ஆக்குறது தான் அதுதான் அந்த டூல்ஸ் அதோட கல்ச்சர் அதோட கம் ஒரு கம்பெனி மாதிரி அவங்க நிறைய ரன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அக்யூலியன் கல்ச்சர் அக்யூலியன் கல்ச்சர் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா அக்யூலியன் கல்ச்சர் வந்து ரெண்டு டைப்ஸாக இருக்கும் அக்கிலோன் கல்ச்சர் வந்து ஓகே நாலு ரெண்டில் அவங்க டூல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும் என்னென்ன டூல்ஸ்னு நீங்கள் பார்க்கலாம் hand axes cleavers retouch flakes இன்னும் ஸ்கிராப்பர்ஸ் ஒன்றும் இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதுக்கு முன்னாடி பார்த்த இமேஜ் மாதிரி தான் நண்பரே ஏதோ ப்ரீவியஸ் இமேஜ் நான் உங்களுக்கு காட்டிருக்கேன் என்னென்னன்றது இதை வச்சு தான் அந்த மாதிரி டூல்ஸ் தான் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் என்னென்னா இந்த டூல்ஸ் வந்து கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருந்துச்சா ஹேண்ட் ஆக்சஸ் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்க இன்னும் குவார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அடல்சைட் சாண்ட் ஸ்டோன் அப்புறம் மணல் வகைகள் இன்னும் லைம் ஸ்டோன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அக்யூலியன் கல்ச்சர் வந்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் இந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு யூபிஎஸ்சியில் குரூப் ஒன்றில் அதிகமாக கேட்கப்படும் இந்த சோன் கல்ச்சரும் அக்கிலியன் கல்ச்சர் ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா எது கொஞ்சம் அட்வான்ஸ்னா இந்த சோனோட அக்கிலியன் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்துச்சா அந்த காலகட்டத்தில் இந்த அகிலியன் கல்ச்சரோட ஒரு எவிடன்ஸ் என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அத்திரம்பாக்கம் சென்னை தமிழ்நாடு கிட்ட இருக்குதுல அதுதான் ஓல்டஸ்ட் அகிலியன் சைட் டெக்கன் நம்ம பார்த்தோம்ல இந்த மேப்பில் அதே மாதிரி தான் இந்த டெக்கன்னால இந்த இந்தியாவில் இருக்கிற முக்கியமான அக்யூலியன் சைட் எதுன்னா இந்த அத்திரம்பாக்கம் தான் ஓகே நம்மள இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மொத்தமே பேலியோலித்திக் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளே okay friends thank you thanks for வாட்சிங் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள் முக்கியமாக கிராமத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு தான் இந்த கிளாஸஸே முக்கியமாக நான் எடுக்கிறேன் ஏன்னா எல்லாரும் வந்து எல்லாம் வந்து படிக்க முடியாது காசு கட்டி ரூம் ரெண்ட் தானே ஏன்னா அந்த கஷ்டம் எனக்கும் தெரியும் நானும் பட்டுட்டு தான் இருக்கேன் ஓகே நண்பர்களே நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் எதுவும் வேணுன்னா கூட கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நண்பர்களே okay friends thank you thanks for வாட்சிங் SPV education world together we create a better world